வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் த்ரீ ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு thirty six thousand six fifty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஷோ பண்ணுது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் டூ அதாவது நேற்று ப்ரீவியஸ் டே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்தபடி மார்க்கெட்டில் டார்கெட்ஸ் பிரேக் அவுட் பண்ணபடி க்ளோசிங் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதனுடைய கண்டினியூஷனாக நமக்கு அப்படியே க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்க்குறதுக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் டவுனில் இறங்கினாலும் அப்படியே ரெக்கவரி கொடுத்து மேலே தான் வந்து போகுது தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வரும் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாறும்போது மட்டும்தான் கால்ஸ் வரும் ஸோ நமக்கு ஆல்ரெடி பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு அப்படியே மார்க்கெட்டு ஏறுதுன்றனால இப்போதைக்கு பை கால்லாம் எதுவும் வராது கால் வந்துச்சு அப்படின்னா செல் கால் மட்டும்தான் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ நமக்கு இப்போ மார்க்கெட் வந்து இறங்கினா தான் செல்லிங் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஏறிட்டுருக்கு இருக்கு ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு எப்போ சேஞ்ச் ஆகுது அதாவது டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் செல் கால் வரும் ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு நைன் ஃபிஃப்டினுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி thirty six thousand nine hundred ரேஞ்செலாம் வரைக்கும் மார்க்கெட் ரீச் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு நைன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்குது டவுன் சைடில் இறங்குனதில் மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அதாவது செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது பாருங்கள் sell at thirty six thousand seven twenty one point seventy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் கால் வந்திருக்கு பாருங்கள் ஸோ நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி தான் கேண்டிலினுடைய கலரை மாற்றிட்டு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும் அதே மாதிரி இப்போ ஒரு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எதிர்பார்த்தா எவ்வளோ எதிர்பார்க்கலாம் இருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இது எதுக்காண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோனா யார் வேணாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் இப்போ என்ன அப்படின்றத கேண்டில்னுடைய கலர் மாறுறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காண்டி ஸோ இப்போ கூட யார் ஓப்பன் பண்ணுறாங்கனாலும் ஓகே கேண்டில் கலர் ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து thirty six seven twenty one செவன்ட்டியில் வந்திருக்கு ட்ரேடிங்கும் வந்து செவன் டுவெண்ட்டிக்கு மேலே செவன் சிக்ஸ்டி ரேஞ்ச் கிட்ட போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு லாட் வந்து செல் பண்ணலாம் இல்லாட்டினா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு டெசிஷன் வந்து இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக யார் பார்த்தாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கால்ஸ் வர மாதிரி தான் நாங்கள் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இதில் கேண்டில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் சேமாகவே தான் இருக்கும் அதாவது ரெட் கலராகவே தான் வரும் செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்குமே ஃபுல்லாக ரெட்டில் தான் இருக்கும் அடுத்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு பை ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ரொம்ப சிம்பிளான டிசைனில் யார் வேணாலும் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு செல் கால் வந்திருக்கு வந்திருக்க அந்த thirty six thousand seven twenty one point செவன்ட்டியில் வந்திருக்க கால் ஃபஸ்ட் டாரட்டான thirty six thousand six twenty nine point ninety அதாவது ஒரு நைன்ட்டி டூ பாயிண்ட்ஸ் கிட்டக்க காட்டுது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஸோ அந்த ஒரு நைன்ட்டி பாயிண்ட் டார்கெட்டை ரீச் கொடுக்குதா அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு டென் எயிட்டின் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீச் வந்து கொடுக்குது அதாவது thirty six seven twenty one point செவன்ட்டியில் வந்தது thirty six thousand six twenty eight point seventy வரைக்கும் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ கால் ஜெனரேட் ஆனது நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் சைடில் இறங்க வர ட்ரை பண்ணாலும் இந்த தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு ஸோ இது வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து ஓப்பனிங்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாக ரைஸ் ஆகிட்டே இருந்தது ஒரு ten o'clock trend change ஆகுது டென் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் டவுன் இறங்குது டென் டுவெண்ட்டிக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் பஸ் செல் கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை ரீச் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்து கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ